ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கேன் இங்கே இன்றைக்கி நாம் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா காஸ்கோக்கு வந்திருக்கோம் இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு இங்கே எல்லாமே கிடைக்கும் இது மிகப்பெரிய ஹைப்பர் மார்க்கெட் வால்மார்ட்டுக்கு மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஹைப்பர் மார்க்கெட் இங்கே பொருள்லாம் சீப்பாக கிடைக்கும் பாருங்க எல்லாமே ரேக்ஸ் மாதிரி அடிக்க வச்சுருக்காங்க இது வால்மார்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இது மிகப்பெரிய ஸ்டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலாக எல்லாமே கிடைக்கும் இங்கே கிடைக்காத பொருள்னு ஒன்று கிடையாது அதே மாதிரி இங்கே என்ன இதுனா சீப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கார்டு மெம்பர்ஷிப் வாங்கினா தான் இந்த இடத்துல வந்து உங்களால் ஷாப்பிங் பண்ண இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸு நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ உங்க சந்திக்கலாம் பாய்